நற்றிணையின் வெற்றிப்படிகள் தமிழுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் என் பெயர் ரேபு அனுலேகா நான் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு பயில்கிறேன் தமிழே என் உயிர் மூச்சு என்ற தலைப்பில் சில ஒரு சில வரிகள் கூற வந்துள்ளேன் செந்தமிழ்நாடு என்னும் போது நில என்ப தேன் வந்து பாயுது காது நிலை செந்தமிழ்நாடு என்னும் போது வார்த்தையை உச்சரிக்கும் போது ஒரு இன்பத்திற்கு வேறீடியதும் உண்டோ மழிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப எழுத்து சொல் உச்சரிப்பு பொருள் அனைத்தும் ஒன்றாக இருப்பது தமிழ் மொழியில் மட்டுமே எடுத்துக்காட்டாக உ இ என்று உச்சரித்தாலே உயிர் என்றாகிவிடும் உடலும் உயிரும் சேர்ந்தது பிறப்பு உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கின்றன இவ்வுலகில் ஏழு அதிசயங்கள் உள்ளது என்று சொல்கிறார்கள் ஆனால் எனக்கு ஒரே அதிசயம் என் தாய்மொழியாம் தமிழ்மொழி மட்டுமே இவ்வுலகில் பேசப்படும் தொன்மையான ஒரே மொழி கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே தோன்றும் பொதுமறை என அழைக்கப்படும் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் ஒன்று போதுமே நம் மூச்சோடு கலந்திருப்பது தமிழ்மொழி என்பதற்கு இயல் இசை நாடகம் எனும் அன்றாட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம் உயிர் மூச்சான தமிழ்மொழி தடுக்கி விழுந்தால் மட்டும் ஆ ஆ சிரிக்கும் ஏ ஏ இது போன்ற இன்னும் பல நேரங்களில் தன்னையும் அறியாமல் தமிழ் பேசி மற்ற நேரங்களில் வேற்று மொழி பேசும் தமிழர்களுக்கு சொல்கிறேன் உன் மொழி தமிழ் மொழி என்று உன் தாய்மொழி மதிக்கப்படவில்லை என்றால் உன் குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்று பொருள் உண்மையர்களாய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொல் கேளி சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வேன் தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கும் மேல் இன்ப தமிழ் என் உயிருக்கும் மேல் உடல் மனம்